யாவந்தியேதானி பூதானி ஸ்தாவராணி சராணி ச மாதரம் கல்பயந்து ஏனாம் ஏனாம் ஈஷஹாஹி ஜெகத பிதா ஈஸ்வரன் வந்து உலகத்துக்கே அப்பான்னு நம்ம சொல்லிட்டோம்னா பார்வதி உன் பொண்ண வந்து எல்லாரும் அம்மான்னு சொல்ல போறா நீ பாத்துட்டே இரு அப்படிங்கிற அந்த சப்த ரிஷிகளும் வந்து பொண்ணு கேட்கறச்சே யாவந்தி பூதானி என்னென்ன பூதங்கள் பூதராசிகள் இந்த உலகத்துல இருக்கோ மாதரம் கல்பயந்து ஏனாம் எல்லாரும் இவளை வந்து அம்மானு கும்பிட போறா புவன ஜனனி